உனக்கான இந்த வாழ்க்கையில் யாரையும் எதிர்பார்த்து நிற்காத அப்படி எதிர்பார்த்து நின்னாலும் உனக்கு கிடைக்க போகிறது வலியோ ஏமாற்றம் மட்டும்தான் உன்னோட மனசாட்சிக்கு நீ பயந்து வாழு உன்னை மட்டுமே நீ நம்பு ஏன்னா உன்னை விட உண்மையானவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை அது உன்னோட இதயத்துக்கு தெரிஞ்சால் போதும் வேறு யாருக்கும் நீ நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை உனக்காக நீ இரு